வணக்கம் நண்பர்களே என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் முதல்ல ஒரு கதை சொல்லணுங்க ஒருத்தர் இருக்கார் தன்னோட நண்பருக்கு ஒரு உதவி செய்கின்றார் அந்த நண்பருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு மனதார நன்றி சொல்கிறார் எனக்கு உதவி செஞ்சதற்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறாரு இவரும் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சதற்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு நபர் இருக்கார் அவர் தன் நண்பருக்கு ஏதோ ஒரு உதவி செய்கின்றார் அந்த நண்பர் மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே இவருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு என்னங்க நீங்கள் நன்றிலாம் சொல்கிறீங்க நம்மளாம் இப்படியா பழகணும் நம்ம நட்பு என்ன இப்படியா நண்பர்களுக்கு நண்பர்களுக்குள்ள யாராவது நன்றி சொல்லுவாங்களா நீங்கள் என்னை ரொம்ப காயப்படுத்திட்டீங்க அப்படின்னு கடுமையாக திட்டுறாங்க உடனே நன்றி சொன்ன அந்த நண்பர் தன்னோட மனசில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு ஓகே இந்த மனுஷனுக்கு ஏதாவது நமக்கு உதவி செஞ்சாலும் நம்ம நன்றி சொல்லிடக்கூடாது இவர் ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்ற விஷயத்த தன்னோட மனசில் பதிவு பண்ணிட்டார் இந்த கதையில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணுங்க எப்போவுமே நீங்கள் எல்லாருமே மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுல தான் அதிக ஆர்வம் செலுத்துகிறீங்க அவங்க அப்படி இவங்க இப்படி அவங்கக்கிட்ட அப்படி பேசணும் இவங்கக்கிட்ட இப்படி பேசணும் இப்போ இந்த உதாரணத்தில் வந்த மாதிரி இவங்கக்கிட்ட நம்ம நன்றியே சொல்லக்கூடாது அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க இவங்கக்கிட்ட நம்ம இப்படி பேசணும் இவங்கக்கிட்ட நம்ம இந்த சப்ஜெக்ட் பேசணும் இவங்கக்கிட்ட நம்ம நாட்டு நடப்பை பற்றி பேசணும் இவங்கக்கிட்ட நம்ம சினிமாவை பற்றி பேசணும் இவங்கக்கிட்ட நம்ம கிரிக்கெட் பற்றி பேசணும் அப்படின்னு எப்போவுமே நீங்கள் மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுல அதிக நேரம் செலவு பண்ணுறீங்க முழு நேரமும் அதில் தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க மற்றவங்க எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அவங்ககிட்ட நம்ம எப்படி நம்ம நல்ல பேர் வாங்கிறது அவங்க எப்படி நம்ம பாராட்ட வைக்கிறது இதுலையே தான் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்க இந்த ப்ராசஸில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து போயிடுறீங்க உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லைங்க எப்போவுமே மற்றவங்களை பற்றி தான் நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே தவிர உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அதற்கான நேரத்தையே நீங்கள் ஒதுக்கவே இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் கூட எல்லாவற்றையும் எல்லாரையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் கூட உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்காது அது நிச்சயம் அது ரொம்ப ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மற்றவங்கள புரிஞ்சுக்கோங்க தப்பு இல்லை ஆனால் பாதி பாதி நேரம் ஒதுக்குங்க பாதி நேரம் ஒதுக்கி அது உங்களுக்காக உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வேலைகளை செய்யுங்க மீதி நேரத்தில் மற்றவங்கள புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மற்றவங்களை மிகச்சிறப்பாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும் யார் எப்படி அப்படின்னு எனவே உங்களை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ கமெண்ட் பதிவு பண்ண நேரம் வந்துருச்சுங்க உங்களை புரிந்து கொள்ளும் முயற்சிகளை செயல்களை நீங்கள் செய்வீங்களா இல்லை என்றால் என்ன காரணம் பதிவு பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள்